லினக்ஸ் இல் வர்க்கிங் வித் ரெகுலர் ஃபைல்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு ஃபைல்ஸ் மற்றும் டைரக்டரிகள் சேர்ந்து லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம் ஐ வடிவமைக்கின்றன ஏற்கனவே முன் டியூட்டோரியல் லில் டைரக்டரிகளுடன் வேலை செய்வதைக் கண்டோம் அதை இந்த வெப்சைட் ல் காணலாம் இந்த டியூட்டோரியல் லில் ரெகுலர் ஃபைல்ஸ் ஐ கையாளுவதைப் பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு டுடோரியலில் லில் cat command ஐ பயன்படுத்தி ஃபைலை ஐ உருவாக்குவதை பார்த்திருக்கிறோம் தகவல்களுக்கு இந்த website ஐ காணவும் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு ஃபைலை ஐ பிரதி எடுப்பதை பார்க்கலாம் அதற்கு சிபி கமாண்ட் உள்ளது அந்த கமாண்டின் ன் பயன்பாட்டை பார்க்கலாம் ஒரு ஃபைலை ஐ பிரதி எடுக்க டைப் செய்க சிபி ஸ்பேஸ் ஒன்று அல்லது மேற்பட்ட ஆப்ஷன் ஸ்பேஸ் சோர்ஸ் ஃபைலின் ன் பெயர் ஸ்பேஸ் டெஸ்டினேஷன் ஃபைலின் ன் பெயர் டெஸ்ட் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபைல்களை களை பிரதி எடுக்க எழுதுவோம் சிபி ஸ்பேஸ் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆப்ஷன் பிரதி எடுக்க விரும்பும் ஃபைல்களின் களின் ன் பெயர் மற்றும் அந்த files பிரதி எடுக்கப்பட வேண்டிய டெஸ்டினேஷன் டைரக்டரி யின் பெயர் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் டெர்மினல் ஐ திறப்போம் homeanirbanarc ல் டெஸ்ட்1 என்ற file ஐ ஏற்கனவே வைத்துள்ளோம் டெஸ்ட்1 ல் உள்ளதைப் பார்க்க டைப் செய்வோம் கேட் டெஸ்ட்1 Enter ஐ அழுத்தவும் நாம் டெஸ்ட்1 ல் பார்க்கும் உள்ளடக்கத்தை டெஸ்ட்2 என்ற பைல் க்கு பிரதி எடுக்க எழுதுவோம் சிபி டெஸ்ட்1 டெஸ்ட்2 Enter ஐ அழுத்தவும் இப்போது பைல் பிரதி எடுக்கப்படுகிறது டெஸ்ட்2 என்ற பைல் இல்லையானால் முதலில் அது உருவாக்கப்படுகிறது பிறகு டெஸ்ட்1 ன் உள்ளடக்கம் அதனுள் ஒட்டப்படுகிறது ஏற்கனவே அந்த பைல் இருந்தால் அது ஓவர்விரைட் செய்யப்படுகிறது பிரதி எடுத்த பைல் ஐ காண கேட் டெஸ்ட்2 enter செய்க உங்களால் டிஃபரண்ட் டைரக்டரிஸ் ல் இருந்தும் file களை பிரதி எடுக்க முடியும் உதாரணமாக டைப் செய்க CP space slash home slash Anirban slash ARC slash demo one space slash home slash Anirban slash demo two enter செய்க இது என்ன செய்கிறது எனில் பைல் டெமோ1 ஐ சோர்ஸ் டைரக்டரி homeanirbanarc இலிருந்து டெஸ்டினேஷன் டைரக்டரி homeanirban ன் பைல் டெமோ2 க்கு பிரதி எடுக்கிறது டெமோ2 அங்கிருக்கிறது என காண டைப் செய்க LS space slash home slash Anirban enter செய்க ஸ்க்ரோல் அப் செய்து டூ இருப்பதை காணலாம் screen ஐ கிளியர் செய்வோம் அந்த ஃபைல் அதே பெயரில் டெஸ்டினேஷன் டைரக்டரி யில் வேண்டுமென்றால் ஃபைல் பெயரை குறிப்பிடாமல் இருக்கலாம் உதாரணமாக டைப் செய்க CP space slash home slash Anirban slash ARC slash demo one space slash home slash Anirban enter செய்க இது மீண்டும் slash home slash Anirban slash ARC டைரக்டரியில் இருக்கும் பைல் டெமோ1 ஐ ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் அனிர்பன் டைரக்டரிக்கு டெமோ1 என்ற பெயரிலேயே பிரதி எடுக்கும் முன்போல டெமோ1 ஐ பார்க்க டைப் செய்க LS space slash home slash Anirban Enter செய்க இங்கே மீண்டும் scroll up செய்து ஒன் ஃபைல் இருப்பதை பார்க்கலாம் மீண்டும் screen ஐ clear செய்வோம் மற்றொரு உதாரணம் டெஸ்டினேஷன் பைல் நேம் கொடுக்க தேவையில்லாத போது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபைல்களை பிரதி எடுத்தல் நாம் மூன்று டெஸ்ட் டெஸ்ட்1 டெஸ்ட்2 டெஸ்ட்3 என ஹோம் டைரக்டரி யில் வைத்திருப்பதாக கொள்வோம் டைப் செய்வோம் CP test one test two test three slash home slash Anirban slash test dir enter செய்க இது மூன்று fileகளையும் டெஸ்ட்1 டெஸ்ட்2 மற்றும் டெஸ்ட்3 ஐ slash slash slash home homeanirbantestdir டைரக்டரிக்கு அவற்றின் பெயர்கள் மாறாமலே பிரதி எடுக்கும் இந்த fileகள் பிரதி எடுக்கப்பட்டதை காண டைப் செய்க LS space slash home slash Anirban slash test dir enter செய்க டெஸ்ட் டெஸ்ட்2 மற்றும் த்ரீ இந்த டைரக்டரி யில் இருப்பதை காணலாம் சிபி க்கு நிறைய ஆப்ஷன் உள்ளன இங்கே அவற்றில் மிக முக்கியமானவற்றை பார்க்கலாம் முதலில் ஸ்லைடுகளுக்குச் செல்லலாம் அந்த ஆப்ஷன் களுள் r முக்கியமான ஒன்று அது அந்த மொத்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர் லும் ரிகர்சிவ் பிரதி எடுக்க பயனாவது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் டெஸ்ட்டிர் டைரக்டரி ன் அனைத்து உள்ளடக்கத்தையும் டெஸ்ட் டைரக்டரி க்கு பிரதி எடுக்க முயற்சிக்கலாம் அதற்கு டைப் செய்வோம் CP space testdir slash space test enter செய்வோம் நீங்கள் அவுட்புட் மெசேஜ் ஐ பார்க்கலாம் வழக்கமாக சில உள்ளடக்கத்தை வைத்திருக்கும் டைரக்டரி ஐ சிபி கமாண்ட் பயன்படுத்தி பிரதி எடுக்க முடியாது ஆனால் r ஆப்ஷன் ஐ பயன்படுத்தி செய்யலாம் இப்போது டைப் செய்வோம் CP space hyphen R space test dir slash space test enter செய்க இப்போது பிரதி எடுக்கப்பட்ட டைரக்டரி ஐ காண டைப் செய்க எல்எஸ் enter செய்க நாம் டெஸ்ட் டைரக்டரி இருப்பதைக் காணலாம் screen ஐ clear செய்வோம். Test இல் உள்ள உள்ளடக்கத்தை காண டைப் செய்க ls ஸ்பேஸ் டெஸ்ட் enter செய்க. டெஸ்ட் டைரக்டரி இன் உள்ளடக்கத்தை காணலாம். இப்போது ஸ்லைடுகளுக்கு திரும்ப செல்கிறோம் ஒரு பைல் மற்றொரு பைல் க்கு பிரதி எடுக்கப்படும் போது அந்த பைல் ஏற்கனவே இருந்தால் அது ஓவர்விரைட் செய்யப்படும் என தெரியும் இப்போது தவறுதலாக முக்கியமான பைல் ஐ ஓவர்விரைட் என்றால் இது போல் ஏதும் நடக்காமல் இருக்க b ஆப்ஷன் உள்ளது இது இருக்கும் ஒவ்வொரு டெஸ்டினேஷன் பைல் க்கும் ஒரு பேக்கப் ஐ உருவாக்குகிறது நாம் i இன்டராக்டிவ் ஆப்ஷன் ஐயும் பயன்படுத்தலாம் இது எப்போதும் டெஸ்டினேஷன் file ஐ ஓவர்விரைட் செய்யும் முன் நம்மை எச்சரிக்கும் இப்போது எம்வி கமாண்ட் வேலை செய்வதை பார்க்கலாம் இது file களை இடமாற்ற பயனாவது அது எப்படி பயனாகிறது இது முக்கியமான இரு பயன்களை கொண்டுள்ளது இது ஒரு file அல்லது directory ஐ ரினேம் செய்ய பயனாகிறது ஒரு group of files ஐ மற்றொரு டைரக்டரி க்கு மாற்றவும் பயனாகிறது எம்வி நாம் ஏற்கனவே பார்த்த சிபி போலவேதான் அதனால் எம்வி ஐ எப்படி பயன்படுத்த முடியும் என சீக்கிரமாக காணலாம் டெர்மினல் ஐ திறந்து டைப் செய்க எம்வி டெஸ்ட்1 டெஸ்ட்2 என்டர் செய்க இது ஏற்கனவே ஹோம் டைரக்டரி யில் உள்ள பைல் டெஸ்ட்1 ஐ டெஸ்ட்2 என மாற்றும் டெஸ்ட்2 ஏற்கனவே இருந்தால் அது ஓவர்விரைட் செய்யப்படும் பைல் ஓவர்விரைட் செய்யப்படும் முன் நமக்கு எச்சரிக்கை வேண்டுமானால் எம்வி கமாண்ட் ல் i ஆப்ஷன் ஐ பயன்படுத்தலாம் அனிர்பன் என்ற மற்றொரு file ஐ வைத்துள்ளதாக கொள்வோம் இந்த file ஐயும் டெஸ்ட்2 என மாற்ற விரும்புகிறோம் டைப் செய்வோம் எம்வி i அனிர்பன் test2 enter செய்க நாம் பார்ப்பது போல ஒரு எச்சரிக்கை கொடுத்து டெஸ்ட்2 ஓவர்விரைட் செய்யப்பட வேண்டுமா என கேட்கிறது y ஐ அழுத்தி enter ஐ அழுத்தினால் அந்த பைல் overwrite செய்யப்படும் சிபி போல எம்வி ஐயும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபைல்களுடன் பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே டெஸ்டினேஷன் ஒரு டைரக்டரி ஆக இருக்க வேண்டும் தொடர்வதற்கு முன்னால் ஸ்க்ரீன் ஐ கிளியர் செய்வோம் abcடிஎக்ஸ்டி popடிஎக்ஸ்டி மற்றும் pushடிஎக்ஸ்டி என மூன்று பைல் களை ஹோம் டைரக்டரி வைத்திருப்பதாக கொள்வோம் அவை இருப்பதை காண டைப் செய்க எல்எஸ் enter செய்க இங்கே பைல் கள் popடிஎக்ஸ்டி pushடிஎக்ஸ்டி மற்றும் abcடிஎக்ஸ்டி உள்ளன ஸ்க்ரீன் ஐ கிளியர் செய்வோம் இப்போது இந்த மூன்று fileகளையும் டெஸ்ட்டிர் டைரக்டரிக்கு மாற்ற விரும்புகிறோம் அதற்கு டைப் செய்க MV abc TXT pop TXT push TXT destination folder ன் பெயர் டிஐஆர் என்டர் செய்க. அவற்றை பார்க்க டைப் செய்க LS space test DIR enter செய்க. ஏபிசி பாப் மற்றும் புஷ் டாட் டிஎக்ஸ்டி fileகளை நீங்கள் பார்க்கலாம் எம்வி இன் சில ஆப்ஷன் களை பார்க்கலாம் முதலில் ஸ்லைடுகளுக்கு திரும்ப போகலாம் பிறகு எம்வி கமாண்ட் உடன் இருக்கும் b அல்லது -backup ஆப்ஷன் டெஸ்டினேஷன் ல் ஒவ்வொரு பைல் ஐயும் ஓவர்விரைட் செய்யப்படும் முன் பேக்கப் எடுக்கும் நாம் ஏற்கனவே பார்த்த எந்த டெஸ்டினேஷன் பைல் ஐயும் ஓவர்விரைட் செய்யும் முன் i ஆப்ஷன் நம்மை எச்சரிக்கும் அடுத்து ஆர்எம் கமாண்ட் இது ஃபைல்களை நீக்க பயன்படுகிறது டெர்மினலுக்கு திரும்ப சென்று டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் டெஸ்ட்டிர் அதில் ஒரு பைல் faqடிஎக்ஸ்டி ஐ பார்க்கலாம் இதை நீக்க வேண்டும் என கொள்வோம் அதற்கு டைப் செய்க rm space test dir slash faq TXT enter செய்க இந்த கமாண்ட் பைல் faqடிஎக்ஸ்டி ஐ ஸ்லாஷ் டெஸ்ட்டிர் டைரக்டரி இருந்து நீக்கும் உண்மையில் அந்த பைல் நீக்கப்பட்டதா இல்லையா என பார்க்க மீண்டும் அழுத்தவும் எல்எஸ் ஸ்பேஸ் டெஸ்ட்டிர் Enter செய்க நீங்கள் அந்த file faq.txt ஐ பார்க்க முடியாது நீங்கள் ராம் command ஐ ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபைல்களுடனும் பயன்படுத்தலாம் testdir டைரக்டரியில் இரண்டு ஃபைல்கள் உள்ளன ஏபிசி2 மற்றும் ஏபிசி1 இந்த பைல்ஸ் ஏபிசி1 மற்றும் ஏபிசி2 ஐ நாம் நீக்க வேண்டும் என்றால் அதற்கு டைப் செய்வோம் ராம் space testdir slash abc1 space testdir slash abc2 enter செய்க இது files abc1 மற்றும் abc2 வை testdir டைரக்டரி யில் இருந்து நீக்குகிறது அவை நீக்கப்பட்டிருப்பதைக் காண மீண்டும் டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் டெஸ்ட்டிர் ஏபிசி1 மற்றும் ஏபிசி2 ஐ பார்க்க முடியாது மேலும் போகும் முன் ஸ்க்ரீன் ஐ கிளியர் செய்யலாம் இப்போது மீண்டும் ஸ்லைடுகளுக்கு போகலாம் சுருங்க சொல்ல நாம் கற்றது ஒரே ஒரு பைல் ஐ நீக்க எழுதுவது ராம் மற்றும் பைல் பெயர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பைல் களை நீக்க எழுதுவது ராம் மற்றும் நீக்க வேண்டிய பைல் களின் பெயர் இப்போது ராம் கமாண்ட் ன் சில ஆப்ஷன் பார்க்கலாம் சில சமயம் பாதுகாக்கப்பட்ட பைல் ஐ ராம் கமாண்ட் ஆல் நீக்க முடியாது அப்போது அந்த ஃபைலை ஐ கட்டாயப்படுத்தி நீக்க F ஆப்ஷன் ஐ நாம் பயன்படுத்தலாம் மற்றொரு பொதுவான ஆப்ஷன் R இந்த ஆப்ஷன் எங்கே பயனுள்ளதாக இருக்கிறது என பார்க்கலாம் டெர்மினல் க்கு திரும்ப போகலாம் ராம் கமாண்ட் ஐ வழக்கமாக டைரக்டரி களை நீக்க பயன்படுத்துவதில்லை அதற்கு பயனாவது ர்ம்தீர் கமாண்ட் ஆனால் ர்ம்தீர் கமாண்ட் ஒரு டைரக்டரி காலியாக இருந்தால் மட்டுமே நீக்கும் அதிக சப்டைரக்டரி களையும் பைல் களையும் கொண்ட டைரக்டரி ஐ நீக்க வேண்டுமானால் அதற்கு ராம் கமாண்ட் ஐ முயற்சிக்கலாம் டைப் செய்வோம் ராம் மற்றும் நாம் நீக்க விரும்பும் டைரக்டரி டெஸ்ட்டிர் enter செய்க ராம் command ஐ டெஸ்ட்டிர் டைரக்டரி ஐ நீக்க பயன்படுத்த முடியாது என்ற ஆட்புட் மெசேஜ் ஐ பார்க்கலாம் ஆனால் r மற்றும் f ஆப்ஷன் களை சேர்த்தோமேயானால் அதை நீக்க முடியும் rm rf space test dir enter செய்க இப்போது டெஸ்ட்டிர் டைரக்டரி வெற்றிகரமாக நீக்கப்பட்டது இப்போது ஸ்லைடுகளுக்கு திரும்பச் சென்று அடுத்த கமாண்ட் பார்க்கலாம் சிஎம்பி கமாண்ட் சில சமயம் இரண்டு ஃபைல்களும் ஒன்றா என சோதிக்க வேண்டியிருக்கும் அப்படியானால் அவற்றில் ஒன்றை நீக்கலாம் கடைசி பதிப்பில் இருந்து அந்த பைல் மாற்றப்பட்டுள்ளதா என பார்க்கவும் விரும்பலாம் இவற்றுக்காகவும் மற்றும் பல காரணங்களுக்காகவும் சிஎம்பி கமாண்ட் ஐ பயன்படுத்தலாம் இது இரண்டு ஃபைல்களையும் பைட் வாரியாக ஒப்பிடுகிறது பைல்1 மற்றும் பைல்2 ஐ ஒப்பிட எழுதுவோம் சிஎம்பி பைல்1 பைல்2 இரண்டு ஃபைல்களின் உள்ளடக்கங்கள் ஒத்திருந்தால் மெசேஜ் ஏதும் காட்டப்படாது ப்ராம்ப்ட் அச்சடிக்கப்படும் உள்ளடக்கங்களில் ஏதேனும் வேறுபாடு இருந்தால் முதல் வேறுபாட்டின் இடம் டெர்மினலில் அச்சிடப்படும் சிஎம்பி எப்படி வேலை செய்கிறது என பார்க்கலாம் ஹோம் டைரக்டரி யில் சேம்பிள்1 மற்றும் சேம்பிள்2 என இரண்டு ஃபைல்கள் வைத்திருக்கிறோம் அவற்றினுள் இருப்பதைக் காணலாம் டைப் செய்க கேட் சேம்பிள்1 enter செய்க இது this is a Linux file to test the CMP command என்ற டெக்ஸ்ட் ஐ வைத்துள்ளது மற்றொரு பைல் சேம்பிள்2 டெக்ஸ்ட் ஐ வைத்திருக்கும் அதை காண டைப் செய்வோம் கேட் சேம்பிள்2 enter செய்க இது வைத்திருக்கும் text This is a Unix file to test the CMP command. இப்போது இந்த இரண்டு fileகளுக்கும் சிஎம்பி command ஐ பயன்படுத்தலாம். எழுதுவோம் சிஎம்பி space sample1 space sample2 Enter செய்க. sample1 மற்றும் sample2 fileகளுக்கு இடையே சுட்டிக்காட்டப்பட்ட முதல் வேறுபாட்டை பார்க்கலாம் மேலே போகு முன் screen ஐ clear செய்யலாம் அடுத்து நாம் பார்க்க போகும் கமாண்ட் டபில்யுசி இந்த கமாண்ட் ஒரு file ன் வரிகள் வார்த்தைகள் மற்றும் எழுத்துக்களின் எண்ணிக்கையை காட்ட பயன்படுகிறது சேம்பிள்3 என்ற file ஐ நம் ஹோம் டைரக்டரி ல் வைத்துள்ளோம் இதன் உள்ளடக்கத்தை காணலாம் டைப் செய்க cat ஸ்பேஸ் sample3 என்டர் செய்க இது sample3 ஃபைலின் உள்ளடக்கம் இப்போது இந்த ஃபைலில் wc கமாண்டை பயன்படுத்தலாம் அதற்கு எழுதுவோம் wc ஸ்பேஸ் sample3 என்டர் செய்க இந்த ஃபைல் 6 வரிகள் 67 வார்த்தைகள் மற்றும் 385 எழுத்துக்கள் கொண்டிருப்பதாக இந்த கமாண்ட் காட்டுகிறது இவைதான் ஃபைல்களுடன் வேலை செய்ய உதவும் சில கமாண்ட்கள் இன்னும் பல கமாண்ட்கள் உள்ளன மேலும் நாம் பார்த்தது போல ஒவ்வொரு கமாண்ட் பல ஆப்ஷன் களை வைத்துள்ளன man command ஐ பயன்படுத்தி அவற்றை மேலும் பார்க்க பரிந்துரைக்கிறேன் இந்த tutorial இன் நிறைவுக்கு வந்துவிட்டோம் spoken tutorial project talk to a teacher project இன் அங்கமாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot org slash நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ தமிழாக்கம் பிரியா நன்றி